குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ ஓம் குருவே நமக வணக்கம் நண்பர்களே இல்லை நான் பார்க்க போவது வந்து ஒரு தியான முறை அதாவது பல பேருக்கு வந்து தியானத்தில் உட்காண்டாலே மனம் அழைப்பாகிறது ஏதோ ஏதோ ஒரு நினைவுகள் அப்போ தான் வருது இது என்னென்னா அவங்க தியானம் செய்கிறேங்கிற பேரில் அந்த நினைவுகளை அகற்றுவதிலேயே அந்த பத்து நிமிடம் இருபது நிமிடம் அருளியே போய்ட்டு அதுக்கு பேர் தியானமே கிடையாது ஒரு எண்ணங்களை அகற்றுவது எண்ணங்களை தடுப்பது தான் தியானமாக அது கிடையவே கிடையாது எண்ணங்களே இல்லாமல் இருப்பது தான் தியானம் அது இருக்க முடியுமா எல்லாருலையும் அது இருக்க முடியாது அதற்கான பக்குவம் அதற்கான முயற்சியில் தான் நம்ம இறங்கிட்டு இருக்கோம் அவ்வளோதான் இது இன்னும் சில பேருக்கு வந்துட்டு ஒரு ஆரம்பத்தில் இருப்பவங்க இன்னும் தடுமாறுறாங்க இதுக்கு வந்துட்டு இன்னும் ஒரு எஃபெக்டிவான வே அப்படிங்கிறது இன்னொன்று சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி தியானம் தீபம் ஒரு விஷயத்தை அதையே நீங்கள் நோக்கி நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறது கண்களால் பார்ப்பது இல்லை காதால் கேட்பது இல்லை ஒளியால் எல்லாம் அடுத்து நான் சொல்லுவேன் ஒவ்வொன்றா சரிங்களா இல்லைனா வந்துட்டு மந்திர உச்சாரம் இது எல்லாமே ஒரு இடத்துல மனதை குவிக்கும் அந்த மனம் குவிய குவிய அந்த பிராண பிராண ஆற்றல் அந்த மூலத்திலிருந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கப்படும் சரிங்களா இப்போ தீபம் அதாவது அமைதியாக ஒரு சம்மணங்கால் போட்டு உட்காந்துக்குங்க உட்காந்துட்டு ஒரு இருட்டு இருட்டு பகுதியில் நல்ல நெய்வு நல்ல நெய் விட்டு ஒரு அகல் விளக்கு அகல் விளக்குலையோ இல்லை காமாட்சி விளக்குலையோ எருலையோ ஒன்று ஒரு திரி ஏற்றிட்டு பற்ற வச்சுட்டு ஒரு ஒரு அடி ரெண்டடி ரெண்டடி கேப்பில் ரெண்டாக போகிறோம் சரிங்களா அமைதியாக உட்காந்து மெதுவாக அந்த விளக்கின் ஒளியை அந்த அந்த ஜுவாலையை அந்த தீய ஜுவாலையே மெதுவாக அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருங்க இது ஒரு பத்து நிமிடம் மட்டும் செய்தால் போகிறோம் சரி அது செய்கிறதே பெரிய விஷயம் ஏன்னா அதையே தொடர்ந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அந்த ஒரு தீயின் ஜுவாலயத்தில் ஜுவாலையிலேயே கண்கள் முழுவதும் முழுவதும் அதிலேயே இருக்கணும் அதிலேயே இருக்கணும் ஒரு ஐந்து நிமிடம் போக போக அந்த தீயின் ஜுவாலையிலேயே அதோட ஒன்றி அதோட பிராண சக்தியை உங்கள் கண்களில் உங்களால் கண்டிப்பாக உணர முடியும் ஒரு பிராண ஆற்றலை முன்னாடிலாம் காற்றின் மூலமாகவோ இல்லை மந்திரத்தின் மூலமாகவோ நம்ம வந்து எடுத்துக்கொள்வோம் ஆனால் இந்த தியான முறையில் வந்து அந்த தீயின் ஜுவாலை இருக்கு இல்லையா அதிலிருந்து சிறு எண்ணெய் அலைகள் உங்கள் கண்களினூடே செல்வதை உங்களாலேயே உணர முடியும் கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய ஒரு ஐந்து நிமிடம் இரண்டு நிமிடம் செய்ய செய்ய வந்து ஒரு கண்கள்லேருந்து இல்லை சில பேருக்கு கண்ணீர் வரலாம் இல்லை தண்ணீர் வரலாம் அப்போ மட்டும் கண் கண்ணை சிமிட்டிக்குங்க அவ்வளோதான் சிமிட்டிட்டு திருப்பியும் அதை வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க இது வந்து ரொம்ப ரொம்ப மன குவியறதுக்கு மனம் வந்து ஒரு குவிந்த நிலையில் இருக்கிறதுக்கு வந்து மிகச்சிறந்த பயிற்சி சரிங்களா இந்த மாதிரி இந்த நீங்கள் செய்யும் பொழுது என்னென்னா எண்ணங்கள் எல்லாம் ஒரு இடத்துல குவிய ஆரம்பிச்சிடும் அந்த தீயும் ஜுவாலையிலேயே சரிங்களா இது மெதுவாக அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு அமைதியாக உட்காந்துட்டு கொஞ்சம் அதற்கப்புறம் கொஞ்சம் ரிலீஃப் ஆகும் உடனே அவன் கண்ணை சிமிட்டி எழுந்திரி எழுந்திருக்க வேணாம் அப்படியே அந்த முறையில் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க நன்றி ஓம் சிவம்